ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் welcome to Singapore life style இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் இதில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே வந்து நான் கவர் பண்ண போகிறேன் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேலரிஸ் வந்து தேவைப்படும் ஆனால் அதுலேருந்து நம்ம கம்மியாக தான் வந்து ஒரு நாளைக்கு கேலரிஸ் வந்து எடுத்துக்க போகிறோம் இது மூணு வேலை சாப்பிடும்போது ஸோ ஒரு ஒரு வேலை பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் கேலரிஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அதனால மீதி இருக்க தான் வந்து நம்ம வந்து பர்ன் பண்ண போகிறோம் இதே மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அதே சமயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் முக்கியமாக இதில் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் ஃபேட் வந்து கம்மியாக எடுத்துக்க போகிறோம் மற்றபடி நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா தாங்குற மாதிரி நல்லா ஃபீலிங்காக இருக்கும் ஸோ அது மாதிரி ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஹோல் மீல் பிரெட் இது அப்புறம் கொஞ்சம் லெட்யூல்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் லெட்யூல்ஸ் இல்லைன்னா கேபேஜும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பாதி ஆனியன் எடுத்து இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் செரி டொமேட்டோஸ் வந்து ஒரு மூணு எடுத்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு எக் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பேனில் நம்ம ப்ரெட் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ப்ளெயினாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும் எடுத்து பிளேட்டில் வச்சிடுறேன் இந்த பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுடலாம் அப்புறம் டொமேட்டோ சேர்த்துட்றேன் இது கூடவே வந்து லெட்யூஸும் சேர்த்துட்றேன் இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க முட்டை வச்சுருக்கோம்ல அதை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் சால்ட் அரை ஸ்பூன் சேர்த்துறேன் பெப்பர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ்டு ஹர்ப்லாம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதை இது மேலே அப்படியே ஊற்றிடலாம் டோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி மேலே போட்டுடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் ரெண்டு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது முக்கியமாக பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு தேவையான எனர்ஜியும் வந்து இதில் வந்து கிடச்சிரும் மேலே அப்படியே ப்ரெட் பீசஸை போட்டுடலாம் மேலே லைட்டாக கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் இது வந்து ஆம்லேட் மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா இது மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ண மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் இது மாதிரி வேண்டாம்னா நீங்கள் வந்து ப்ரெட்டில் வந்து பீனட் பட்டர் அப்புறம் வந்து ரெண்டு எக் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அதுவும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் வந்து வரும் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் லைட்டாக போட்டுக்கிறேன் வேணும்னா லைட்டாக சீஸ் வந்து மேலே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு வந்து நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லைனா நீங்கள் வந்து அன்பாலிஷ்ட் ஒயிட் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் இதை சேர்த்துட்றேன் இப்போ அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ கேஸில் வச்சு ரைஸ் வந்து குக் ஆகட்டும் குக் ஆன அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் ஃபிஷ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு பதில் சிக்கன் கூட எடுத்துக்கலாம் ஒரு பீஸை இந்த ஃபிஷ்ஷில் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துட்றேன் அப்புறம் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துறேன் பெப்பர் பொடி கொஞ்சமாக சேர்த்துறேன் அப்புறம் சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்றைக்கி வந்து நான் இந்த ஃபிஷ் ஃபில்லட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஃபிஷ் பார்த்திங்கன்னா மசாலாலாம் கொஞ்சம் போட்டு வச்சாச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஆனியன் லைட்டாக வந்து ஷார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து நான் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெட் கலர் அதை சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து எல்லாமே ரொம்ப குக் பண்ண வேண்டாம் லைட்டாக ஷார்ட் பண்ணால் போதும் இப்போ இதில் வந்து ப்ரொக்கோலி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அளவு குக் பண்ணால் போதும் அப்புறம் சுக்கினி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்து குக்கும்பரம் சேர்த்துக்கலாம் அப்புறம் செரி டொமேட்டோஸ் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் நான் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ ஒன் மினிட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி போட்டுடுறேன் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பேன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதில் ஃபிஷ் எடுத்து வச்சுக்கலாம் ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஒரு சைட் வேகட்டும் அப்புறம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் மசாலாவே இப்போ ஃபிஷ் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள் நீங்கள் வந்து எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் சால்மன் ஃபிஷ்லாம் எடுக்கிறீங்கன்னா போர்ஷன் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து ரைஸும் வெந்துருச்சு இங்கே பாருங்கள் எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம வடிச்சுக்கலாம் இப்போ சாதம் வடித்தாச்சு ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடிட்டோம் அப்படியே இருக்கட்டும் இது இப்போ வந்து பிளேட்டில் வச்சிடலாம் வெஜ் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே எடுத்துக்கலாம் அடுத்தது ஃபிஷ் வந்து நான் பாதி எடுத்துக்கிறேன் இந்த போர்ஷன் போதும் ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன பவுல் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன் ஸோ ஸோ கம்மியாகவே எடுத்துக்கலாம் இப்போ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரைஸ் ஒரு சின்ன பவுல் அளவு எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பீஸ் வந்து ஃபிஷ் வச்சுருக்கேன் இது மாதிரி நம்ம லஞ்ச் சாப்பிடும்போது ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம் இப்போ வந்து நைட் டின்னருக்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் பீஸ் வந்து நம்ம வந்து பேனில் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் அப்புறம் ரைஸ்க்கு பதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து சாமை யூஸ் பண்ண போகிறோம் சாமை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் வந்து மில்லட் சொல்லுவாங்க இதுவும் வந்து சிறுதானிய வகை அந்த வெரைட்டியில் வந்து இது ஒன்று இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் சாமை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ரைஸ்க்கு பதில் இது ஒரு வேலை எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது அப்புறம் அயன் வந்து இதில் நிறைய இருக்குது அப்புறம் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஒரு மீலுக்கு வந்து நம்ம இந்த அரிசியை வந்து எடுத்துக்கலாம் சாமி அரிசி வந்து நான் கால் கப் எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரிசி வேக வைப்போம்ல அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் இதை நான் கேஸில் வச்சிடுறேன் வேகட்டும் வெந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும் ஸோ சிக்கன் ப்ரெஸ் பீஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் மெலிசாக வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டேன் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நடுவுலையும் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் நம்ம மசாலா போட்டாலும் கொஞ்சம் ஊறிடும் நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் ஒரு ஸ்பூன் போட்டேன் உங்ககிட்ட சிக்கன் மசாலா பவுடர் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்றேன் சால்ட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஜீரக பொடி அரை ஸ்பூன் சேர்த்துட்றேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துட்றேன் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் வந்து பிடிச்சிக்கலாம் சிக்கனில் வந்து நல்ல இந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்ட்ரெட் ஃப்ரை பண்ணிக்கலாம் சாமான் அரிசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிடலாம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு கொஞ்சம் நேரம் தண்ணி வந்து ஸ்டெயின் ஆகட்டும் இதில் கேஸில் ஒரு பேன் வச்சிடுறேன் இப்போ ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து சேர்த்துடுறேன் ரெண்டு ரெண்டு பல்லு சேர்த்துருக்கேன் சின்ன பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துடுறேன் ஆனியன் ஒன்று சேர்த்துடுறேன் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லோ கலர் கேப்சிக்கம் வச்சுருக்கேன் அதுவும் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதுவும் வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம் இதில் அரை கப் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த பீன்ஸ் அப்புறம் வந்து காயெலாம் வந்து வேகணும் கொஞ்சம் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காயெலாம் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு இந்த சாமா அரிசி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா உதிரியாக வந்துருச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக வந்து பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் அது மேலே சேர்த்துக்கிறேன் எடுத்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ முடிஞ்சிருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேன் வச்சுருக்கேன் இதில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சிக்கன் வச்சிடலாம் ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் நீங்கள் இது மாதிரி தின்னாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கனை வந்து நல்லா ரெண்டு சைட் திருப்பி திருப்பி நல்லா போட்டுக்காங்க நல்லா வெந்துருச்சு செக் பண்ணிக்காங்க நல்லா வெந்துருச்சானே நல்லா சாஃப்டாக இருக்குது எடுத்துடலாம் டின்னருக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து சாமா அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே தான் இது வந்து இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்தி நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு தேவையான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வந்து பார்த்தாச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸோட போர்ஷன் வந்து கம்மியாக எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அப்புறம் ஃபிஷ்ஷு இல்லைனா சிக்கன் வந்து அது ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம் இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரைஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரைஸ் வெரைட்டி இருக்குது ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் அன்பாலிஷ் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக நம்ம வந்து அன்பாலிஷ் ரைஸ் எடுத்துக்கும் போது அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் நான் இப்போ வந்து டின்னருக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா சாம ரெசிபி இதுவும் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு வேலை வந்து எடுத்துக்காங்க அப்புறம் இது தவிர நம்ம வந்து எக்ஸசைஸும் வந்து ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி ரெண்டுமே நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நம்மளால பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி